குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இந்த பேஜ் பேசுங்க இல்ல குளிக்கிறலாம் வீடியோ எடுத்து அடி வாங்குறது so yo people this me sunshine ஹார்சி இந்த இடத்த பாருங்க ஸோ இதை பார்க்க எனக்கு ஒரு இடம் ஞாபகம் வருது ஸோ பட் லைக் பப்ஜியில் ஆடுற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டலாம் என்ன பண்ணுறாங்க எனக்கு கவனமாக இருங்க எங்கேயோ ஸ்கோப் பண்ணுறாங்க எங்களை எங்கேயோ அடிக்கிறாங்க சத்தம் கேட்குது சக் சக் சக்குன்னு இது தேர்ட் லெவல் ஹெல்மெட் பார்த்துக்கொள்ளுங்க இது செகண்ட் லெவல் ஹெல்மெட் இது ஆமர் இது ஃபுல் ஆமர் இவர் போட்டிருக்கார் அவர் அவர் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஹெல்மெட் கொண்டா இது ஃபர்ஸ்ட் லெவல் ஹெல்மெட் இது ரெண்டு புல்லட் தாங்கும் இது நாலு புல்லட் தாங்கும் இது நாலஞ்சு புல்லட் தாங்கும் அண்ணன் வச்சிருக்கிறது என்ன லெவலோ ஸ்கோப்னே தெரியாது இதை பார்க்க எப்படி உங்களுக்கு தெரியுது பப்ஜியில் எந்த பிளேஸ் மாதிரி இது செகண்ட் மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் மேப் இது வந்து அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து ஆக்கள் கூட நடமாட்டம் இருக்கிறனால இது வந்து லோஸ்கோன்னு சொல்லி ஒரு இடம் இருக்காங்க வெப்பன் குறைவாக தான் கிடைக்கும் பார்த்தீங்களா மக்களே பப்ஜி ஃபீவர் இதுக்கு பேர் தான் பார்த்துக்கோங்க சாப்பிட படிக்க இப்படி தான் மீன் பிடிக்கும் கடைசி விளைவுகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு என்ன ஸ்கூலில் மீன் மீன் உங்களை ஸ்கூல்ல வேணா கடைசியாக இல்லை இல்லை படிக்கிறாங்க இப்போ விட்டுட்டு பிடிங்க அது என்னன்னு கரெக்டாக பிடிக்கிறீங்க நான் பார்ப்போம் எத்தனை மீன்டா பிடிக்கிறேன் இந்த அதுக்கு வச்சிருக்கேன் மீனை மீன் பாருங்க எத்தனை வருஷமா மீன் பிடிக்க தொழிலாக பண்ணிருக்கீங்க திரும்புங்க சார் பல வருஷமா பாரு ஜந்துக்கள் எல்லாம் நிற்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க நடத்த பெட்டி yeah it's a very well good place in Vavuniya to come and see it's very water going uh, people but I am Sami, can't talk about girls, so can't do anything. From Venice onward, I am Ayappan Sami. This guy is very poor guy. Can't uh, pet that thing because he will talk anything rubbish to me after putting Malay. So I don't think so. He will get a pullai. and many girls, many many boys putting fishes. You know, their water going very bad. There is. bye. Sir நீங்க நிக்கிறீங்க ஏஐ தோட என்ன sir chemistry sir principal <laughs> principal <laughs> தண்ணிக்குள்ள சாக போற பிரின்சிபல் லவ் ஃபெயிலியர்னு தெரியும் கதைக்கணுமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து புதுக்குளத்துல இருக்க ஒரு டேம் விலங்குகள் திருப்பி சொல்லுங்க <laughs> அடே இது அப்படிதான்டா இருக்கு வணக்கம் இது வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் புதுக்குள்ள புதுக்குளத்தில் இருக்க ஒரு டேமுக்கு வந்திருக்கோம் இந்த டேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் மக்களே இல்லாத ஒரு இடமா இருந்தது பட் தற்போது இந்த மழை காரணமாக வந்த நீர் ஓட்டத்தினால் இங்கே பல மக்கள் இருக்கிறார்கள் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு நுவரெலியா ஃபீலிங் உங்களுக்கு வருது இந்த நீர்வீழ்ச்சிகள் வருதா வருதா வீழ்ச்சிகள் வேற இந்த ஆறுகள் மலை குன்றுகள் போல இருக்கின்றன இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஒரு இது ஒரு கிட்டத்தட்ட வவுனியான ஒரு ஒரு சுற்றுலா பிரதேசமாக மாறிவிட்டது இவ்வளவு இங்க இல்ல நிறைய மக்கள்கள் வெளி பிரதேசங்களை வந்து இந்த இடத்தை என்ன வருகிறாங்க <laughs>